உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன் இந்த பிக்சர்ல ரெண்டு நம்பர் ஒழிஞ்சிருக்கு அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த ரெண்டு நம்பரை உலகத்துல இருக்க ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களால கமெண்ட்ல பார்க்காம கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்களை நீங்களும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது என்ன நம்பர்னு கமெண்ட்ல சொல்லுங்க